கமெண்ட் பண்ணுங்க நீ ஏமா சோகமா இருக்க உன்னுமா கல்யாணம் பண்ணிட்டான் பண்ணிட்டா இன்னும் கல்யாணம் பண்ணிட்டான் இன்னும் அவ பார்க்கும் போது எல்லாம் cuando estamos